hi friends welcome back to my channel இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஸ்மார்ட்டான பேங்கிங் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபெடரல் பேங்க் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஃபை அப்படின்னு ஒரு ஆப்பை நிறைய ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஃபை பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பேங்க்குக்கோ பிரான்ச்சுக்கோ டைரெக்டாக போகணும்னு அவசியம் இல்லை இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுடைய Aadhaar number PAN card number அப்புறம் உங்களுடைய நேம் டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் ஃபாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேம் கேட்பாங்க அப்புறம் ஏடிஎம் கார்டில் யாரோட நேம் வந்து மென்ஷன் ஆகணும்னு கேட்பாங்க அதையும் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இதில் வீடியோ கேஒய்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதாவது உங்களுடைய ஃபேஸை வந்து அதில் கேமராவில் காமிக்க சொல்லுவாங்க நீங்கள் ஃபேஸை கீ காமிச்சிங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு சில நம்பர்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க அந்த நம்பரை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும் நீங்கள் சொன்னதும் அக்கௌண்ட் வந்து வெரிஃபைட் ஆகிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு விர்ச்சுவலாக வந்து ஒரு டெபிட் கார்டு வந்து ஓப்பன் ஆகிடும் அந்த டெபிட் கார்டு வச்சு கூட நீங்கள் மணியை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் இந்த பேங்க்கில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த பேங்க்கில் நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை மற்ற பேங்க்கில் card maintenance charge account maintenance charge அப்படின்னு ஒவ்வொரு மெயின்டெனன்ஸ்க்குமே சார்ஜ் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க பட் இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் எந்த சார்ஜஸையுமே நீங்கள் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை நார்மல் பேங்கிங் மாதிரி எந்த ஒரு ஏடிஎம் சென்டர்லையும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும் இந்த பேங்கிங்கில் நீங்கள் நிறைய டெபாசிட்ஸ் பண்ணிக்கலாம் லோன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம் இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ஒரு சர்ச் பார் இருக்கும் இதில் நீங்கள் உங்கள் டெபிட் கார்டை வச்சு என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ஏடிஎம்மை வச்சு நீங்கள் மந்த்லி ஃபைவ் டைம்ஸ் ஃப்ரீயாக வந்து அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும் அதுக்கு மேலே நீங்கள் பணம் எடுக்கணும் அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுறாங்க இந்த ஆப் மூலயமா நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி ஆப்பில் வந்து நீங்கள் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த பேங்க்கில் பர்டிகுலராக நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த பேங்க்கில் நீங்கள் ஏடிஎம் கார்டு ஓப்பன் பண்ணும்போது இந்த ஏடிஎம் கார்டுக்குன்னு எந்த அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கு ஃப்ரீயாகவே கார்டை சென்ட் பண்ணிடுவாங்க மற்ற பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டை வந்து த்ரீ டைம்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும் இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து அந்த மாதிரி கிடையாது ஃபைவ் டைம்ஸ் வரைக்கும் ஃப்ரீ கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய பர்சனல் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை வந்து இந்த ஃபைவ் ஆப்புக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதில் வந்து ஃபைவ் டைம்ஸ் வந்து உங்களுக்கு வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதோட நீங்கள் உங்களுடைய பர்சனல் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து த்ரீ டைம்ஸ் வந்து உங்களுக்கு வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ மந்த்லி வந்து எயிட் டைம்ஸ் வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும் இந்த ஆப் வந்து ஃபெடரல் பேங்க்கோட பார்ட்னர்ஷிப் தான் ஸோ இதில் வந்து யூபிஐ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க யூபிஐ மூலியமாகவும் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் எனக்கு தெரிஞ்ச எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோடய ஃபைவ் கார்டு அன்பாக்சிங் வீடியோ போடுறேன் இந்த ஃபைவ் ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்